திக்கு வாயரையும் தெளிந்த வாயராக்கும் தீஞ்சுவை தமிழ் அன்னையை வணங்கி இலக்கு இலக்கு என்கிறார்களே அப்படி என்றால் என்ன என்று விளக்கிவிட்டு இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சியத்தை நோக்கியே என்னும் அணிக்கு வலு சேர்க்க தஞ்சையிலிருந்து இணைகிறேன் எம் ஆர் ஜெயந்தி நடுவரவர்களே ஒரு இளைஞனை பார்த்து உன்னுடைய இலக்கு என்ன என்ற கேள்விக்கு அவன் தான் ஒரு மருத்துவராக வேண்டுமென்றோ அல்லது ஒரு அரசியல்வாதியாக வேண்டுமென்றோ அல்லது நடிகனாக வேண்டுமென்றோ விளையாட்டு வீரனாக வேண்டுமென்றோ கூறினால் நிச்சயமாக அது அவனுடைய இலக்கு என்று அர்த்தம் அல்ல ஏன் தெரியுமா இந்த சமுதாயத்தில் ஒரு மருத்துவருக்கு ஒரு காவலருக்கு ஒரு விளையாட்டு வீரருக்கு கிடைக்கும் புகழை பொருளை மதிப்பை பார்த்து உண்டான ஆசையின் காரணமாக எழுந்த கனவு அது ஆனால் அதே மாணவன் இப்படி பதில் சொன்னால் நான் விஸ்வநாதன் ஆனந்தை போல செஸ் வீரராக வர வேண்டும் என்று அவன் பதில் சொன்னால் அது அவனுடைய இலக்கு என்று கொள்ளலாம் ஏன் தெரியுமா வீட்டில் உள்ள பெரியோர்கள் பெற்றவர்களாலோ அல்லது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பெரியவர்களாலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட துறையில் புகழ்பெற்று இருக்கக்கூடிய உந்து சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு நபரின் காரணமாகவோ அல்லது ஒரு சம்பவத்தின் விளைவாகவோ ஒரு குறிக்கோளை அவன் மனதில் இருத்தி கொண்டால் அதனை இலக்கு என்று கூறலாம் அப்படிப்பட்ட இலக்கு மிக்க இளைஞர்கள் ஒரு இலக்கை கொண்ட இளைஞர்கள் நிச்சயமாக அவருடைய சிந்தனை இலக்கை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது உதாரணத்திற்கு ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் எங்கள் குடும்ப நண்பர் ஒருவரின் மகன் அந்த குடும்பத்தில் அவனுடைய பெற்றோர்களோ உறவினர்களோ எவரொருவருமே மருத்துவர் கிடையாது ஆனால் அந்த மாணவன் மருத்துவராக வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அதை கனவாக மட்டும் விடாமல் அதனை தன்னுடைய தன்னுடைய இலக்காகவும் ஆக்கிக் கொண்டான் ஏன் தெரியுமா அவனை வளர்த்த அந்த பாட்டி இறந்தபோது யாரோ ஒருவர் பேசிக்கொண்டாராம் இந்த குடும்பத்தில் யாராவது ஒரு மருத்துவர் இருந்திருந்தால் இப்போது இவருடைய மரணம் நிகழ்ந்திருக்காது என்று அந்த யாரோ ஒருவரின் வார்த்தையின் காரணமாக தான் மருத்துவராக வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி கொண்ட அந்த மாணவன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பனிரெண்டாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்றான் ஆனால் நீட் தேர்வில் தேரவில்லை அவனுக்கு மருத்துவத்தில் இடம் கிடைக்கவில்லை மனம் தளராத பெற்றோர்கள் அவனை மீண்டும் படிக்க அனுமதித்தனர் மீண்டும் நீட் தேர்வை எழுத அனுமதித்தனர் ஆனால் அந்த உற்றாரும் உறவினரும் அவனை ஏதாவது ஒரு என்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டுருங்க என்று அறிவுரை சொன்னார்கள் அதையும் மீறி அந்த மாணவன் இரண்டாவது முறையாக நீட் தேர்வில் எழுதி காலத்தின் கொடுமை அவன் மீண்டும் தோற்று போனான் அப்போது அவனுடைய பெற்றோர்களே உறவினர்களைப் போல மனம் தளர்ந்து போனார்கள் ஆனால் அந்த மாணவன் மனம் தளர்ந்து போகவில்லை தன் பெற்றோருடைய வருமானம் கரைந்து போகிறதே என்று மனம் வருந்தினானே ஒழிய ஒரு பொழுதும் அவன் மனம் தளரவில்லை மீண்டும் அவன் பெற்றோரிடம் கோரிக்கை விடுத்தான் அப்பா சென்ற ஆண்டு சொன்ன அதே பொய்யை இந்த ஆண்டும் சொல்லுங்கள் இந்த ஆண்டு மட்டும் எனக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கூறுங்கள் என் மகன் இரண்டாம் ஆண்டு பொறியியல் படிக்கிறான் என்று தொடருங்கள் அந்த பொய்யை என்று கூறிவிட்டு தன் உறவினர் வீட்டில் தங்கி மீண்டும் மூன்றாவது முறையாக இருந்து படித்து வெற்றி பெற்று இன்றைக்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியிலே அவன் படித்து வருகிறான் அப்படி என்றால் நடுவரவர்களே நீங்களே சொல்லுங்கள் இளைஞர்களின் சிந்தனை